அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைவாணி இளங்கோ நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்று இளையர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா பிறந்தே சிறந்த தாய்மொழிகளிடையே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு அன்பான வணக்கம் தமிழால் பல நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் உடன் பிறப்புகளுக்கும் என் அன்பான வணக்கம் சரி தலைப்பு பார்த்துருவோம் இன்று இளையர்கள் என்றால் யார் அவர்கள் யார் இளையர்கள் ஊதினால் அடங்கிட்டு தீக்குச்சியாக இல்லாமல் சுட்டரிக்கும் சூரியனாக தம்மை செருக்கி வந்த சிரமங்களை அடித்து விரட்டிவிட்டு நின்று நிமிர்த்தி கொண்டு போராடி கொண்டிருக்கிறானே அவன் இளைஞன் அப்படிப்பட்ட இளையர்களின் சிந்தனையா வந்து லட்ச லட்சங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கன கண்டிப்பாக இல்லை இன்றைய இளையர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறன குறிக்கோளை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறன என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இன்று இளையர்களுக்கு பணச்செல்வம் முக்கியமானதாக இருக்கலாம் ஒரு இரு இளையர்களுக்கு அப்படி இருக்கலாம் பண செல்வம் என்பது ஒரு பிரியாணி பொட்டலத்தை போல அதை அவ்வப்போது வாங்கி நம்ம சாப்பிடலாம் ஆனால் தினந்தோறும் சாப்பிட முடியுமா தினந்தோறும் சாப்பிட்டு விட்டால் மாரடைப்பு வந்து நம்ம இறந்து விடுவோம் ஆதலால் எல்லாத்துக்குமே ஒரு சம அளவில் பார்த்து கொண்டிருக்க ஒரு மனப்பக்குவம் இன்றைய இளையர்களிடம் அதிகமாகவே இருக்கிறது சரி ஆயுதம் எடு ஆணம் சுடு தீப்பந்தம் எடு தீமையை சுடு ஆயிரம் இளைஞர்கள் ஒன்று கூடினால் ஆயுதம் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்கு தெரியும் அந்த பாடலுக்கு இலக்கணமாய் ஒரு இளைஞர் இருக்கிறார் அவர் பேர் மாரிமுத்து அவர் தன் நாட்டிற்காக பதக்கம் வாங்கி திருப்பி வந்து தாய்நாட்டுக்கு வரும்போது அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு தான் சம்பாதித்த அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கேட்டபோது அந்த பணத்தில் முப்பது லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டே என் அரசு பள்ளிக்கு போவேன் அங்கே வந்து என்னை போல பல ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் நல்ல விளையாட்டு வீரர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரே இப்படிப்பட்ட இளையர்களின் மனங்களிலும் சிந்தனையிலுமா பணமோ கோடியும் லட்சங்களும் இருக்க போகிறது இந்த இளைஞன் போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கழுகு உங்களுக்கு தெரியும் கழுகு நாற்பதாவது வயதில் அது நகரெல்லாம் வந்து தடித்து போயிடுமா அதனால வந்து போயிட்டு இறைய வந்து கொத்தி குத்தி சாப்பிட முடியாதான் அதனால சில கழுகுகள் வந்து இறந்து விடும் ஆனால் இரு கல கழுகுகள் என்ன செய்யுமா ஒரு பாறையில் போயிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த நகத்தை வந்து முட்டி முட்டி முட்டி மோதி அந்த நகமெல்லாம் கீழே விழுந்து விடும் அதற்கப்புறம் நூற்று ஐம்பது நாட்களுக்கு பிறகு புது நகம் வளர்ந்த பிறகு போய் இறையை தேடுவான் ஒரு நாற்பது வயது கழுகுக்கு இருக்கக்கூடிய தளராத நம்பிக்கையும் தளராத மன உறுதியும் ஒரு பதினெட்டு வயது இளைஞனுக்கு இருக்காதா கண்டிப்பாக இன்றைய இளையர்களுக்கு தளராத நம்பிக்கையும் கரையாத கனவுகளும் இருக்கின்றன அதை நோக்கியே நம் இளையர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தனது சிந்தனைய மூச்சும் பேச்சும் தன்னோட லட்சியத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் இந்த சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிட் பத்தொம்போது காலகட்டத்தில் உலகமே வந்து ரொம்ப திண்டாடி கொண்டிருக்கிறது எனது நாட்டில் சிங்கப்பூரில் நடமாட்ட கட்டுப்பாடு வந்த ஒரு காலகட்டத்தில் சில இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு குழு அமைத்து கொண்டு இந்த மூத்தவர்கள் இருக்கிறார் முதியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு பொட்டலத்தை கொடுக்க வேண்டும் என்று அவங்க வந்து ஒரு அமைப்பு செஞ்சாங்க அந்த முதியவர்களுக்கு போய்ட்டு உணவு கொடுப்பாங்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாங்க உட்காந்து பேசுவார்கள் இதெல்லாம் செய்வதனால் இந்த இளையர்களுக்கு ஒன்றும் லாபம் இருக்க போறதில்லை ஆனால் அந்த இளையர்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் சிந்தனை லட்சியங்களை நோக்கி நல்ல ஒரு நற்குடி மகனாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருப்பதால் அவர்கள் இன்னும் அந்த பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று இளையர்கள் நாளைய தலைவர்கள் இப்படிப்பட்ட இளையர்களை நான் வழிகாட்டியாக அழகாக கொண்டு செல்ல வேண்டும் இந்த இளையர்கள் நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு என்னை பேச்சு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்